இன்றைக்கும் கூட ஒரு சில காரியத்தை வேகமாக பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் முடிந்த அளவிற்கு before twelve o'clock I want finish நாளைக்கு சபை நாளைக்கு சர்ச் சர்வீஸ்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது ரிப்பன்டன்ஸ் பார்த்தோம் அப்புறம் ரீகன்சிலியேஷன் பார்த்தோம் பாருங்கள் மனம் திரும்புதல் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று வல்லமையான ஒன்றுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ம நல்மனம் பொருந்துதல் ஒப்புரவாகுதல் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒப்புரவாகுதல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதையும் நம்ம அதையும் நம்ம பார்த்தோம் ஒப்புரவாகுதல் மிக மிக முக்கியமானது அதையும் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வல்லமை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வல்லமை இருக்குது கர்த்தர் இந்த காரியத்துலலாம் அவர் பிளெஸ்ஸிங்கை வச்சுருக்காரு இதை செய்யாத போது இதுக்கான நெகட்டிவ் கான்சிக்வன்சஸும் இதில் இருக்குது என்பதை பார்த்தோம் அதனால் ஒப்புரவாவது ஒப்புரவாவது நம்ம எதுக்கு ஆகிறோம்னா நமக்காக ஆகிறோம் அவங்களுக்காக ஆகலை நமக்காக ஆகிறோம் என்னுடைய நன்மைக்காக என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஒப்புரவாகும் பொழுது கத்தர் அற்புதங்களை செய்கிறார்கள் இல்லையா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இன்றைக்கு அது வரிசையில் ஒரு இன்னொரு ஒரு காரியத்துலேயும் இன்றைக்கு கத்தர் அழலுயா நமக்கு கற்றுக் கொடுப்பாரா கலாத்தியர் எழுந்த நிருபம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் Galatians chapter six verse nine நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆமீன் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் we shall reap if we faint not ஆமேன் இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போ அதாவது be consistent in everything அலையலூயா நாம் அலையலூயா be consistent in everything தளர்ந்து போகாமல் செய்யணும் எதையுமே அதில் ஒரு வல்லமை இருக்குது எல்லா காரியத்தையுமே உங்களுக்கு எல்லா காரியமுமே தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலைன்னா அதில் பலன் இல்லை அதில் பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்க முடியாது எந்த காரியமே செஞ்சாலும் விடாமல் செய்யணும் விடாமல் செய்யணும் தளர்ந்து போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்கள பார்த்தா ஒரே நாளில் போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்ப்பாங்க இல்லை ரெண்டு நாள் போயிட்டு அப்படி நின்று நின்று பார்ப்பாங்க ஒரு ஒரு ஒரு மாற்றமும் இல்லை இருக்காது இல்லை ஒரே மாதம் போயிட்டு நின்றுடுவாங்க அதனால் ஒரு மாற்றமும் இருக்காது ஃபிட்னஸ் செய்கிறதா இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் I'm just giving an example of fitness தொடர்ந்து செஞ்சால் தான் அதனுடைய பலன் தொடர்ந்து செஞ்சால் தான் அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியும் அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ண தளர்ந்து போகாமல் செய்யணும் you do be consistent in doing things அது ஆபிக் ஸ்பிரிச்சுவல் காரியமாக இருந்தாலும் சரி ஃபேமிலி ரிலேட்டட் காரியமாக இருந்தாலும் சரி உங்கள் ஒர்க் ரிலேட்டட் காரியம் உங்கள் கெரியராக இருந்தாலும் சரி whatever it is be consistent in everything முயற்சி பண்ணிங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணும் ஒரு தடவை முயற்சி பண்ணும்போது தோல்வி அடைஞ்சிட்டா அவள் தான் விட்டுட்டு போயிடக்கூடாது again and again you do it அல்ல அன்டில் யூ சக்சீட் நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் பாருங்க யாக்கோப்பு காலையில் வரைக்கும் போராடுறாரு பொழுது விடுகிறது விடுன்னு சொன்னோம் என்னை பிளஸ் கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்சி யாக்கோப்பு பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸிங் மேலே அவருக்கு ஒரு கண்ணுங்க இந்த யாக்கோப்புக்கு பிளெஸ்ஸிங் மேலே ஒரு கண்ணு எப்போ பார்த்தாலும் ஒரு காரியத்தை அவர் எய்ம் பண்ணுறாரு அதை பெற்றுக்கொள்வார் ஆண்டவர்கிட்டயே ஒரு நெகோசியேஷன் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களா நான் உங்களுக்கு தசமபாவம் கொடுப்பேன் ஐ மீன் பாருங்கள் அவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார் அப்புறம் மாமனார்கிட்ட போகிறாரு இது மாதிரி அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தை நாடுகிறாரோ அதில் அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார் அதுக்கேற்ற உழைப்பு போடணுமா போடுவேன் அதற்கு காத்திருக்கணுமா காத்திருப்பேன் பாதியில் பாதியில் நிற்கிறது டிஸ்கண்டினியூ என்கின்ற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இல்லாது இருக்கணும் டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமுமே கிடையாது எந்த காரியத்தையும் டிஸ்கண்டினியூ பண்ணாது ஐ மீன் டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க அதாவது ஐ மீன் நான் நான் சொல்கிறது பாவத்தை டிஸ்கன்யூ பண்ணுங்க ஆமீனா இல்லையா கத்தருக்கு விரோதமான காரியத்தை டிஸ்கன்யூ பண்ணுங்க அவருக்கு பிரியமில்லாத பழக்கத்தை டிஸ்கன்யூ பண்ணுங்க நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுங்க அந்த மாதிரி காரியத்தெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணுங்க ஆனால் ஆண்டவருக்குரிய காரியம் இல்லை என் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு காரியம் என் வாழ்க்கையின் உயரத்துக்கு என்னை கொண்டு போகும் நல்ல முயற்சி படிப்பு அலலூயா அநேக காரியங்கள் உண்டு நல்ல காரியங்கள் அவற்றில் டு நாட் டிஸ்கண்டினியூ அலலூயா ஏற்ற காலத்தில் அறுக்கணும் அப்படின்னா do not discontinue do not discontinue நம்ம வந்து தளர்ந்து போகாமல் இருக்கணும் தளர்ச்சியாக அப்போ அப்படின்னா தளர்ந்து போகாமல் இருக்கணும் நாலு பேர் இருந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க சேர் லீடர்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்களே இல்லை சேர் லீடருக்கு போல கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு கேமுக்கு சுற்றி சேர் லீடர் இருப்பாங்க ஆனால் வாழ்க்கை என்னும் கேமுக்கு சேர் லீடர் இருக்க மாட்டாங்க மாறாக கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க வேணா இருப்பாங்க ஓடும் பொழுது வந்து விழுந்துருவேன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க நீலாம் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அப்படி தேவையில்லாத நெகட்டிவ் காரியம் வேணால் வருமே தவிர சேரப் பண்ணுறதுக்கு யார் இருப்பா ஐ மீன் அப்போ நீங்கள் தளர்ந்து போகாமல் இருக்கணும்னா நாலு பேர் என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க யாரும் என்கரேஜ் பண்ணாத போது உங்களுக்கு அந்த அந்த திடன் இருக்கணும் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நான் தொடர்ந்து ஓடுவேன் I will be consistent I will be consistent in doing things இல்லையா எந்த காரியமுமே கன்சிஸ்டண்ட்டாக செய்யணுங்க பாருங்கள் நம்ம ஈசாக்கு துறவை வெட்டுறாரு அவருடைய அப்பாவுடைய கிணறு தான் அது ஆபிரகாமுடைய கிணறுல தான் அவர் துறவு பெற்றார் இன்னொருத்தருடைய துறவை அவர் தோண்டலை அவருடைய துறவை தான் அவர் தோன்றுறாரு அந்த துறவை அவர் தோண்டும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது அந்த துறவுக்கு ஏசேக்குன்னு பேரிடுறாரு துருமும் வந்து என்ன பண்ணுறாரு நம்மளால தான் ஒரு ஒரு ஃபெயிலியர் வந்தால் போதும் இனி இந்த காரியம் பண்ண மாட்டேன் இனி இதை செய்யவே மாட்டேன் அதை நிறுத்துறேன் அப்படின்னும் அது விசுவாசிக்க அழகே இல்லைங்க if you are a believer of God do not discontinue in doing good things அதனால தான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் ஏன் அதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காருன்னா நன்மை செய்கிறதா நமக்கு வந்து பாராட்டு இல்லை ஆமாம் நன்மை செஞ்சாலே நம்மளுக்கு வந்து நிகழ்ச்சியாக மாறிடுவாங்க அப்படி பாவாங்க ஆனால் நீ செய் அப்படி நான் இப்போ நான் போன வாரத்துக்கு முந்தின போன வாரத்துக்கு முந்தின வாரம் பெல்ஃபாஸ்ட்டில் பேசும்போது சொன்னேன் எல்லாத்துக்குமே பலன் வரும் do not stop doing good அந்த நபர்கிட்டேருந்து வரலன்னா இன்னொருத்தர்கிட்டேருந்து வரும் அந்த நபருக்கு நீங்கள் விதைச்சிங்கல்ல ஒரு விதை அந்த இருந்து வரலன்னா பரவாயில்ல அதுக்காக நீங்கள் மனசு சோர்ந்து போதும் இனி யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஹெல்ப் பண்ணால் தானே பிரச்சனை அப்படின்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அப்படிலாம் பண்ணாதீங்க வசனம் தான் சொல்லுது அந்த நபருக்கு செஞ்ச உதவி இன்னொருத்தர்கிட்டேருந்து உனக்கு உங்களுக்கு வரும் கர்த்தர் மறக்க மாட்டார் அவங்க மறக்கலாம் அவங்க மறக்கலாம் அவங்க மற மறந்து தான் போவாங்க அதனால் நன்மை செய்கிறத தொடர்ந்து செய்யணும் யூ வில் ரீப் அது நம்புறீங்க நம்பணும் நீங்கள் இதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் இந்த உலகத்திலேயே நீங்கள் அதை ரீட் பண்ணுவீங்க இந்த உலகத்திலேயே அதற்குரிய பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் நன்மை செய்ய தொடர்ந்து நன்மை செய்யணும் சில பேர்லாம் ஹெல்ப் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் கிறிஸ்டியன் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை குடும்பம் பிள்ளையே அப்படியே இறுக்கி வச்சுருக்கு பாருங்க அதுவுமே ஒரு கட்டுதான் நான் பார்க்குறேன் பாண்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் த ஆண்டோடைய பிள்ளைங்க ஒரு குட் சமாரிட்டன் போல் இருக்கணும் நல்ல சமாரியனை போல் நம்ம இருக்கணும் நல்ல ச இதை தாண்டி நான் யோசிக்க நான் நான் யோ இதை தாண்டி நான் யோசிக்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்து குடும்பத்தை நடத்தி அதையும் தாண்டி நான் யோசிக்க கற்றுக்கொள்ளணும் அதையும் தாண்டி நான் யோசிக்க நான் கற்றுக்கொள்ளணும் அப்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பி கன்சிஸ்டன்ட் பி கன்சிஸ்டன்ட் நல்ல காரியங்கள் செய்வதில் பி கன்சிஸ்டன்ட் ஆண்டவருக்குரிய காரியங்கள் செய்வதில் பி கன்சிஸ்டன்ட் துறவை தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அன்டில் ரகபோத் வர வரைக்கும் தோன்றதை நிறுத்தலைங்க ஐசக் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் வீட்டில் வீட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூவில் பார்க்குறோம் ரகபோத் டுவெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லலாம் வெட்டுறாரு ஆதி ஆகும் இருபத்தி ஆறு இருபத்தொன்று எல்லாம் வெட்டுறாரு எல்லாத்துலேயும் பிரச்சனை பிரச்சனை வர வர அவர் என்ன பண்ணல சோர்ந்து போகவே இல்லை தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்காரு ரகபோத்தை பார்க்குற வரைக்கும் வெட்டுவேன் ஐ மீன் ரகபோத்தை பார்க்குற வரைக்கும் நான் வெட்டுவேன் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறார் நீங்கள் சில பேர் வந்து செய்வீங்க ரொம்ப சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஐயா இருப்பாங்க செஞ்சிடலாம் பண்ணிடலாம் அது பண்ணிடலான்வாங்க அப்படி நம்ம நம்பி இறங்கணும்னா அடுத்த வாரம் ஆளே இருக்க மாட்டாங்க ஆளே இருக்க மாட்டாங்க அப்படி இல்லைங்க அல்ல லூயா ஆண்டவருடைய பிள்ளைங்க அல்ல லூயா நிதானமாக இருக்கணும் அதே வேலையில் அதை தொடர்ந்து செய்யும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் எந்த காரியமுமே எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லை பொறுமையாக வேணாலும் எடுப்போம் ஆனால் எடுத்துட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம் திரும்ப வைக்க மாட்டோம் லூயா முதல் அடி முன்னாடி வச்சுட்டா பின்னாடி நான் வைக்க மாட்டேன் நான் வேகமாக ஓடணும்னு அவசியம் இல்லை ஆனால் நான் பின்னாடி நடக்கக்கூடாது அதான் முக்கியம் புரியுதுங்களா நான் வேகமாக ஓடணும்னு அவசியம் இல்லை நான் ஸ்லோ வாக் பண்ணாலும் பரவாயில்ல பட் நான் முன்னாடி அடி எடுத்து வைக்கணும் பின்னாடி அடி எடுத்து வைக்கக்கூடாது ஆமே நல்ல லூயா நான் பின்னாடி அடி எடுத்து வைக்காமல் இருந்தால் போதும் நான் ஓடணும்னு அவசியம் இல்லை ஸ்லோவாக கூட நான் நடக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் இன்றைக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பதற்கு அநேக பிரச்சனைகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேர் லீடர்ஸ்லாம் இருக்க மாட்டேன் நாலு பேர் என்கரேஜ் பண்ணால் பண்ணுவோம் பண்ண மாட்டாங்க அதுதான் உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும் என்கரேஜ்மெண்ட் கிடைச்சா அது உங்களுக்கு ஆடட் பெனிஃபிட் அது போனஸ் மாதிரி என்கரேஜ்மெண்ட் கிடைச்சதுன்னா அது போனஸாக நினச்சிக்கோங்க ஆனால் என்கரேஜ்மெண்ட் இருக்காது நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றத மைண்டில் நல்லா இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் கீ நாலு பேர் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நான் பார்க்குற சூழ்நிலை எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்காது but still I will be consistent அப்படின்னு மைண்டில் வச்சிங்கன்னா தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும் எல்லாம் நல்ல சூழ்நிலையாக இருக்கும் அப்படிடுவாங்க நாலு பேர் என்கரேஜ் நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் பண்ணலான்னு போனீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது இந்த காரியத்தை நான் செய்வேன் இந்த காரியத்துக்கு என்னை யார் என்கரேஜ் பண்ணாலும் பண்ணினாலும் பரவாயில்ல நான் தொடர்ந்து செய்வேன் மீன் அப்படி தான் அந்த கமிட்மெண்ட்டை தான் கர்த்தர் விரும்புகிறார் இந்த ராத்திரி வேலையில் கூட நான் உங்களை பார்த்து நான் சொல்லட்டும் அல்ல லூயா be consistent in doing things அல்ல be consistent in doing good நன்மை செய்கிறதுல நல்ல காரியங்களில் உங்கள் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய நல்ல காரியம் உண்டு உங்கள் குடும்பத்திற்குரிய நல்ல காரியம் உண்டு உங்கள் பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியம் உண்டு ஆண்டவருக்குரிய ராஜ்யத்திற்குரிய நல்ல காரியம் என்று ஒன்று உண்டு be consistent in doing things அப்போ தான் கட்டி முடிக்க முடியும் ஏதோ ஒன்று நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டே இருக்கும் கடைசியாக வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் நம்ம கட்டினதெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க நம்ம வேலைப்பாடுகள் அதெல்லாம் லாஸ்ட்டில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் டெஸ்ட் பண்ணுவாராம் ஃபயரால் டெஸ்ட் பண்ணுவாராம் அப்போ கட்டிடமே இல்லைன்னா எதில் எதை டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர் இன்னைக்கு ரெண்டு செங்கலை கட்டுறீங்க மொத்தம் வந்து பிரச்சனை பண்ணுறான் ஓகே விட்டுருப்பா அடுத்த இடத்துல போய் கட்டுறீங்க நாலு செங்கலை கட்டுறீங்க இன்னொருத்த வந்து பிரச்சனை பண்ணுறான் விட்டு எப்போ தான் ஒரு செவ்வறு கூட எழும்பாதே ஒரே இடத்துல தான் கட்டணும் ஐ மீன் ஆனால் தொடர்ந்து கட்டணும் நெகேமியா மறந்துருக்க மாட்டீங்க போன வருடம் நம்ம தியானித்தோம் கட்டினார் பாருங்க சும்மாவா சண்பல்லா தொபிய பண்ணாத பிரச்சனையா கிண்டல் பண்ணுறானுங்க எதிராக வரானுங்க கட்டுவோம்யா ஆமீன் அல்ல be consistent you will see the results because it is powerful be consistent is very powerful தொடர்ந்து செய்வது அல்ல தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் இருப்போம் எப்போ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுக்க கத்த நமக்கு உதவி செய்வார் அவர்கள் தான் அறுப்பாங்க அவங்க தான் ஆர்வஸ்ட்டை பார்ப்பாங்க பாதியில் நிற்கிறவங்க ஆர்வஸ்ட்டை பார்க்க மாட்டாங்க இது வரைக்கும் போட்ட பலன் வேஸ்ட்டாக போயிடும் இது வரையிலும் போட்ட உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும் இன்றைக்கி கூட கத்தை நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் அநேகருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கும் ரொம்ப உற்சாகமாக வருவாங்க நல்ல மனசு தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாலாம் உடனே விட்டுடுவாங்க வாழ்க்கை அப்படி தாங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நாலு பேர் நின்று நம்மளை பாராட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க நாலு பேர் நம்ம கை கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க உங்கள் கன்சிஸ்டன்சி உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்கள் கன்சிஸ்டன்சி மற்றவங்க நம்பி இருந்துச்சுன்னா என்றைக்குமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து வெளியே உள்ள காரியத்தை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா you cannot be consistent anywhere எந்த இடத்துலையுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது ஏன் கன்சிஸ்டன்ட்டு என் கையில் இருக்குது நான் தளர்ந்து போகாமல் இருப்பது நான் தொடர்ந்து செய்வது என் கரத்தில் தான் இருக்குது மற்றவங்க கரத்தில் இல்லை என்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ பண்ணலையோ மற்றவங்க என்கரேஜ் பண்ணுறாங்களோ இல்லை க இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ I will be consistent I will be consistent ஊழியத்திற்கும் அதுதாங்க ஊழியத்திற்கும் அதுதான் என்கரேஜ் பண்ணால் தான் ஊழியம் செய்ய முடியும் நல்லா பாராட்டினா தான் ஊழியம் செய்ய முடியும் ஹெல்ப் பண்ணால் தான் ஊழியம் செய்ய முடியும்னா யாருமே ஊழியம் செய்ய முடியாது யாருமே ஊழியம் செய்ய முடியாது நான் செய்வேன் ஆண்டவருக்காக யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் கடைசி அவரும் என்ன என்னுடைய என்னுடைய வேலையை அவர் தான் மெச்சுக்கொள்ளணும் ஆமையா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறாரு will you be consistent in doing things இது ஆவிக்குரிய காரியம் மாத்திரமல்ல உடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காரியமும் இதில் அடங்குகிறது தேவ ஜனம் அலலுயா ஆண்டுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அலலுயா ஜபம் பண்ணுறதுலையும் பண்ணுறதுலையும் சரி காரியங்களை நடப்பிக்கிறதுலையும் சரி சில பேர் ஜபம் கூட ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க ஏன்னா பதில் கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடுவாங்க இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு கன்சிஸ்டண்ட்டாக இருங்க லூயா இந்த சூழ்நிலைகள் எப்படி வேணால் மாறும் மனிதர்கள் எப்படி வேணால் மாறுவாங்க ஆனால் உங்கள் கன்சிஸ்டன்சி மாறக்கூடாது அப்போ தான் அறுப்பீங்க அப்போ தான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு அறுவடை காத்திருக்குது அதனால் இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் கத்தர் உங்களை நடத்துகிற காரியங்களில் பி கன்சிஸ்டன்ட் அவருக்காக நின்றுட்டிங்கன்னா நின்றுடணும் கடைசி வரைக்கும் நின்றுடணும் அப்போ தான் கத்தர் உதவி செய்வார் அப்போ தான் கட்டி முடிக்க முடியும் அப்போ தான் நம்முடைய நம்முடைய நம்முடைய வேலைப்பாடுகளை கத்துடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் நாம் கொடுக்க முடியும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம் அப்படி ஒரு வேலை இருந்தாங்கன்னா சில பேர் அப்படி இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார் டக்கு நல்லா இருப்பேன் நல்லா நல்லா தான் செய்வோம் ஆனால் அது என்ன இதெல்லாம் உடனே விட்டுருவோம் சில பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் பாருங்கள் ரொம்ப செய்வாங்க டக்குன்னு ஆளே இருக்க மாட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு ஆண்டு ராஜ்யத்திற்குரிய காரியம் இல்லைங்க கன்சிஸ்டண்டா இல்லைன்னா ராஜ்யத்துக்குரிய காரியமே இல்லை இல்லையா கத்தரை எதிர்பார்க்கறது கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கிறார் இன்னைக்கும் கூட கத்தை நமக்கு உதவி செய்வார் கத்தை நமக்கு உதவி செய் சோர்வுகள் வரலாம் ஏமாற்றங்கள் வரலாம் தோல்விகள் வரலாம் தாமதங்கள் ஏற்படலாம் ஐ வில் பி கன்சிஸ்டன்ட் இருந்தாலும் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் நீ ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி கத்துடைய சமூகத்தில் நம்மலாம் ஜெபம் பண்ணலாமா எல்லாம் கண்களை மூடி எல்லாம் கண்களை மூடி ஆணுடைய பிரசனத்தில் அலலூயா நம்ம ஜெபிக்க போகிறோம் கத்தர் அலலூயா பெரிய காரியங்களை செய்வார் ஹலலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ளவரே நன்றியோடு துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இன்றைக்கும் கேட்ட சத்தியத்தின்படி அப்பா ஆண்டவரே சப்பா தளர்ந்து போகாமல் நாங்கள் செய்யணும் தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரை ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிற உங்க வார்த்தையின்படி ஆண்டவரை ஏற்ற காலத்துல நாங்கள் அறுக்கத்தக்கதாய் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் எங்கும் நின்று விடாதபடிக்கு எங்கும் நிறுத்தி விடாதபடிக்கு எங்கும் பின்னோக்கி சென்று விடாதபடிக்கு தொடர்ந்து ஓட தொடர்ந்து ஓட தொடர்ந்து தளராமல் ஆண்டவரை நாங்கள் காரியத்தை ஆண்டவரை நடப்பிக்க தேவரீர் நீர் எங்களுக்கு அனுகூலத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா ஆண்டவரை யார் ஆண்டவரே சொன்னாலும் யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ யார் உதவிக்காரம் நீட்டுறாங்களோ இல்லையோ I will be be consistent என்கின்ற முடிவை இன்றைக்கு நான் எடுக்கிறேன் ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை தளர்ந்து போகாமல் செய்வோம் என்று ஆண்டவரை அதற்கு பலன் உண்டு என்கின்ற ஒரு அஷூரன்ஸை நீங்கள் இன்றைக்கு கொடுக்கறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் முழுமையுமாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவர் இது ஒரு புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம் வி ஸ்டார்ட் திஸ் டே இந்த நேம் ஆஃப் த லார்ட் ஆண்டவரே இந்த நாள் நல்ல ஆண்டவரே ஒரு நாளாய் ஆசீர்வாதமான ஒரு நாளாய் ஆண்டவரே நல்ல ஆண்டவரை உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு ஆண்டவரை நாளாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஆராதனையை கொடுங்க எங்கள் ஆராதனையில் தேவ நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர் வல்லமையான பிரசன்னத்தை விளங்கச் செய்து அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை வீடுகள் மீது குடும்பங்களின் மீது பிள்ளை பிள்ளைகள் மீது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ராத்திரி வேலையில் நான் பூசி ஜபிக்கிறேன் பாதுகாத்துக் கொள்வீராக சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமையின் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் பிரைஸ் எல்லாம் அடைய கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யால் நாளைக்கு நமக்கு ப்ரேயர் இருக்காது see all in the church amen